ஸோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி அமுக்கி விட்ருங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா லைக் பட்டன் வரும் அதையும் அமுச்சு விட்டு கமெண்ட் பட்டன் விட்ரு எல்லாத்தையும் அமுக்கி விட்டு தெருக்கி விட்ருங்க கைஸ் அப்படின்னு விட்டு ரசிகர்கள் கொண்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கோம் ஸோ இது என்னடா மேட்ச் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளாக் ஸ்டார் ஆஃப் ஃபேமிலியில் உள்ள ஒரு சப்ஸ்கிரைபரோட விளாண்ட ஒரு வேற லெவலுக்கான ஒன் வர்ஸ் இது வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ என்ன நடக்க போது அப்படின்னு வெயிட் பாருங்கள் நானும் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன் ஸோ அவர் வந்துட்டு வடா வாடா நாயே அப்படின்னாரு ப்ரோ நான் ஒரு பாட்டு ப்ரோ நீ எப்படிலாம் கூப்பிடாதீங்க ப்ரோ அப்படின்னா அவர் அதெல்லாம் கிடையாது நீ வந்து ஆகணும் அப்படின்ட்டாரு சரி ரைட்டு போவோம் என்னதான் ஆகுது தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீடியோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கைஸ் ஸோ டெஸ்டிகளை கொண்டு அழுத்த அழுத்த அழுத்திட்டு இருக்கோம் ஸோ இதையும் மீறி நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான்டா இந்த வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஒன்று சொல்லிட்டான் நீங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் தூங்கும் போது கட்டில் கீழே லேண்ட்மேனை வச்சு விட்ருவோம் ஓகேவா ஸோ நீங்கள் இறங்கும் போது கட்டில் விட்டு தூங்கிட்டு யாரையும் எந்திரிப்பீங்களா டப்புன்னு டப்புன்னு வெடித்து சேர்த்துருவீங்க ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ லேண்ட்மைன் வைக்கக்கூடாது அப்படின்னா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு பாருங்க ஓகேவா ஸோ டசட்டிகளை கொண்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கோம் என்னடா கூது என்னடா கூது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜயோ என்னடா நடக்க போகுது அழுத்து அஜிஜோ ஐயோ இவன் வேற டப்பு டப்புனு எத்தியோ கொடுத்துட்டு இருக்கா இருக்கிறதே ரெண்டு வெடிக்கிட்டு தான்டா அதையும் காலி பண்ணி விட்றாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெடிக்க வேக வேகமாக ஏற்றிட்டே இருக்கும் சரி பார்ப்போம் ஏற்றுவோம் ஏற்றுவோம் ஏற்றுவோம் ஏற்றுவோம் சரி வெளியே போடுவோம் எங்கிட்ட இருக்கான் எங்கிட்டு இருக்கான் ஐயோ அங்கிட்டு தான் இருக்கான் இவனை இவனை இவனை அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அப்படின்ட்டு அழுத்திட்டோம் அஜிஜோ அங்கிட்டு விட்றான் என்னிட்டு ஓ என்னடா நீ அது இப்போ அவன் ரவுண்டை போட்டான் என்னடா மாற்றி மாற்றி ரவுண்டு ஒரு ரவுண்டை பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ ரவுண்டு சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கில் கொண்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் டே டே அழுத்து அஜிஜோ மாட்ட மாட்டிக்கோனே மாட்ட மாட்டிக்கானே டேய் டாய் டாய் டாய் டாய் டாய் டாய் டாய் எங்க இருக்கா அது அது மூஞ்சிக்கு முன்னாடி குழுவில் போடுறானே பதட்டப்படுத்துறாங்க சரி ரெண்டு பாப்போம் அடியே போட்டு அம்மாடி தாத்தா முடியலை எப்பா முடியலை என்னடா இது டாய் உன்னை விட்டா மாட்டான்டா விட்டா மாட்டான்டா வரண்டா வரண்டா வரண்டா வரண்டா பிளாக் ஸ்டார் எஸ்எஸ் எஃப் அவதாரத்தை மட்டும் இப்போ மாறுறான் அப்படி விட்டு டெஸ்டிக்கில் கொண்டு வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்கோம் கைஸ் அப்படி விட்டு டெஸ்டிக்கில் கொண்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்கோம் ஐயோ இது என்ன ஊக்கங்க ரொம்ப பதட்டமாக இருக்கே அங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அங்கிட்டு இருக்கான் அங்கிட்டு இருக்கான் ஐயோ வந்துட்டு இவனை வந்துட்டு ஐயோ என்ன செய்யறதுனே தெரிய வடிதே சரி டெசடியில் விட்டு அழுத்துவோமா ஐயோ மாட்டை படிக்கணப்பா லூசுத்தனமாக விளாண்டுட்டு இருக்கோம் ஐயோ இவன் அங்கிட்டு கிட்டு ஓடி பூப்பட்டை கொடுத்துட்டு இருக்கான் ரொம்ப பதட்டப்பட்டான் ஐயோ ஒரு ஒரு கில் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு ஐயோ இதுக்குத்தான் இந்த மாதிரி ஒன்று சூட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது எப்படி பதட்டப்படுத்துகிறாளுங்க டேய் என்னடா நீங்கள் ஐயோ கடவுளே கடவுளே அடி எப்படியாவது அடிச்சிடறான் ஐயோ அங்கே பாருங்க ஐயோ இவன் என்னடா இப்படி அடிக்கான் டேய் டேய் வெளியே வாடா வெளியே வாடா ஐயோயோ போடு அப்போடு அப்பாடா எப்பாடி எத்தனை ஹெச்பி கரெக்டாக பதினாலு ஹெச்பியில் தப்பிச்சிட்டேங்க சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டு யூஎம்பியை கொடுத்துட்டு வேறு வேற லெவலுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ என்ன போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அந்த பையன் எங்கே இருக்கான் எப்பவும் இங்கிட்டு வந்துட்டான் போல நான் அப்படி எப்பவும் அங்கிட்டு தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனேன் ஆனால் அங்கிட்டு வரல ஸோ ரைட் யூஎம்பி எடுத்துகிட்டு வேக வேகமாக இங்கிட்டு வந்தோம் ஆனால் அங்கிட்டு அங்கிட்டு வந்துட்டான் ஸோ ரீலோடு பண்ண வேண்டி இருக்கிறது அங்கிட்டு இருக்கான் அங்கிட்டு இருக்கான் இனிமி சரி ரைட்டு இங்கே டே டே டே எங்கடா இருக்கு கண்டுக்கே தெரிய படிக்குதுடா கண்டுக்கே தெரிய படிக்க எல்லாமே இந்த குப்பையை பொறுக்கிறதுலாம்ப்பா குடியாக இருக்கான் சரி ரைட்டு மெடிக்க போடுவோம் யூஎம்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் டவர் வேறு எனக்கு போகிற நெட்ஒர்க் கனெக்ஷன் ஏற்றது அப்படின்னே வந்துகிட்டே இருக்குது எரர் அப்படி ஒரு பக்கு நெட்ஒர்க் பக் ஆயிடுச்சு என்ன செய்யுது நம்மளுக்கு என்ன மேட்ச்ல இருந்தும் பக் இல்லை இது இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே குறை சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லுவீங்க சரி ரைட் பார்ப்போம் ஓகேவா ஸோ அப்படியே பார்ப்போம் எங்கிட்ட இருக்கான் எங்கிட்ட இருக்கான் எங்கிட்ட இருக்கான் அங்கே பாரு உன் புத்தி எனக்கு தெரியும்டா கிட்டத்தில் இருக்கான் பார்த்தீங்களா குவால்கிட்டே சரி ரைட் பார்ப்போம் அடுத்து போடு அப்பாடா அழுத்தி போடு ரெண்டாவது ரவுண்டு இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கவே இல்லை விட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தியாச்சு இந்த ரவுண்டில் ஏறி போய் ஏர்லையே அடிப்பாங்க அப்படின்னு ஏறி இறங்கி அடிச்சாச்சு பார்த்தீங்களா எப்படி இப்படி தான் இப்படியே பாதி டேமேஜ் கொடுத்து விட்டுருணும் அதுக்கப்புறம் கிட்டத்தில் வந்து அடிச்சுட்டாங்கன்னு நினச்சிருது அப்படின்னு விட்டு இப்படியே மெடிக்கிட்ட போட்டு மெடிக்கிட்ட காலி விட்டு காலி பண்ணி விட்டுருணும் அப்படி எங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்போம் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் முடிஞ்சு முன்னாடி அடிச்சு போடாதா ஐயோ எனக்கு பேரம் பொறுக்க வருவான் போலையே ஐயோ ஐயோ என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே ஒரே ஒரு வெஸ்ட்டு தான் இருக்குது ஐயோ இருறா மெடிக்கிட்ட போட்டுக்கிறேன்டா என்னடா நீ இது என்ன இப்படி காமிக்கிச்சு ரைட் பார்ப்போம் இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமி இங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமி அந்த இருக்கான் அந்த இருக்கான் ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையே லைட்டாக குழப்பமாக இருக்கே எங்கிட்டு இருப்பானா இல்லை எங்கிட்டு இருக்கா ஐயோ எங்கிட்டு இருக்கான்னு யோகிக்க முட மாட்டேங்கானப்பா டாய் எங்கடா இருக்கு அங்கிட்டு இங்கிட்டு துள்ளிட்டு கிடக்காதடா வெளியே வாடா ஐயோ எப்போ பின்னாடி வந்து அடா அதுக்குள்ளே சரப்புன்னு போயிட்டாங்க என்ன சொல்கிறது போங்க என்ன சொல்கிறது இவ்வளோ வேகமாக இருந்தேன் இவ்வளோ வேகம் எனக்கு ஆகாதுடா இவ்வளோ வேகம் எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவம்பிய குண்டு வேறு லெவலில் அழுத்திக்கிட்டே இருக்கும் போட்டு நம்மளுக்கு அழுத்துறது தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் சரி ரைட் பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் அழுத்து ஐயோ வெளியே வாடா வெளியே வா மண்டையை காமிடா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் என்னடா இப்போ இவ்வளோ வேகமாக அழுத்தக்கூடாதுடா இவ்வளோ வேகமாக அழுத்தக்கூடாது ஒரு மனுஷனுக்கு இப்போ பாடுறேன் இப்போ பாடுறேன் வெறி வெறிய எத்திட்டாடா நீ இப்போ வர்ற இனிமேல் தான் வெறிய பார்க்க போகிறேன் வெறிய பார்க்க போகிறேன் வர்ற மெடிக்கிட்ட போட்டு இப்போ வர போகிற போகிற வெறிய விட்ட போடும் டும் டும் டும் டும் ஐயோ ஐயோ அடியே மாட்ட மாட்டேங்கானப்பா மடியில் மாட்ட மாட்டேங்குதானே இப்போ ஐயோ கட்டவளே மாட்ட மாட்டேங்குதானே மாட்ட மாட்டேங்குதானே ஏயா ஐயா ஐயோ அடிச்சு போட்டாட அடிச்சு போட்டாட டாய் அடிக்காதடா அடிக்காத நான் தான் அடிக்கணும் நீ அடிக்கக்கூடாது நான் ஒரு யூடியூபர்டா அதனால நான் நாம அடிக்கணும் நீ அடிக்கக்கூடாது இப்படி பாவம் கூட இது எப்படி சொல்கிறது இது எப்படி சொல்கிறது கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் அடிக்காங்க சரி இப்படி குழுவில் போட்டு அடிச்சுதான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்துக்கிட்டே இருக்கும் இவன் போய் கொண்டு டேய் எங்கடா இருக்கேன் முதல்ல அதுவே யூகிக்க முடியல அங்கே பாருங்க எவ்வளோ மூமெண்ட் கொடுக்கான் சை நாற்பத்தஞ்சா லெவலில் இருந்துக்கிட்டு இவன் படுற பாடு சி என்னைய படுத்துகிற பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி ரைட்டு ம் வெளியே வாடா வெளியே இவன் கூட ஒரு ரவுண்ட் லாண்டிட்டு பத்து ரவுண்டு வீட்டில் போய் அடிக்கணும் போல அந்த வாக்கி அடி அது அடிக்க போட்டானா இப்படிலாம் அடிக்காதடா டேய் நான் ஐயன் பாவும்டா இப்படி அடிக்காத சரி ரைட்டு ஏறி போவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏறி வந்தாச்சு அவன் வந்துட்டு இங்கே அழுத்திட்டு இருக்கான் என்னடா நீ இப்போ வர்றான் இப்போ வர்றான் டேய் வெறி ஏற்றிட்டாடா வெறி ஏற்றிட்ட அது உனக்கு தெரியுதா டே இப்போ வர்றான் வர்றான் கட்டுப்பு கட்டுப்பு ஏற்றிட்டு இருக்காடா நீ அடுத்து தாய் மூஞ்ச காமிடா மூஞ்ச காமி இப்படியே பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் வெறி என்ன பண்ணுறது ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது எடுத்துடுது அதே நேரத்தில் அடித்தான் அவனும் வேகமாக போகும் வேகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயோ வெளியே வாடா வெளியே வா ஐயோ வெளியே வந்து தொலைய மாட்டேங்கானே டாய் வெளியே வாடா வெளியே வா அங்கிட்டு குளுவாளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான் டாய் டாய் இப்போ படுற இப்போ படுற படுற படுற படுற படுற ஐயோ அதுக்குள்ள வெடிக்கிட்டு போட்டுக்கிற வெடிக்கிட்டு போட்டுக்கிற அப்பாடா ரொம்ப பதட்டப்படுத்தான் அப்பா பதட்டப்படுத்தான் ரெண்டு ரெண்டு வெடிக்கிட்டு போட்டுக்கணும் இருக்கிறதே ரெண்டு வெடிக்கிட்டு அதையும் காலி பண்ணி விட்டுறானே இதை வச்சு கடைசி ரவுண்டு வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அது நடக்க இருக்காது போல இருக்கே சரைட்டு போடுவோம் மிடிட்ட போடுவோம் மிடிட்ட போடுவோம் எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கா எங்கே இருக்கா ஐயோ தோழியை புடிச்சு புட்டாடே தோழியை புடிச்சு விட்டாடே சரி ரைட் இருந்தாலும் பிளாக் சார் ப்ரூஃப் தாண்டா கிங் அப்படின்னு சொல்லிட்டு அழுப்பிக்கிட்டே இருக்கும் கொடுத்து கடவுளே கடவுளே என்னடா நடக்க போகுது பதட்டப்படுத்துறானே மேட்சை பூரா பதட்டப்படுத்துறானே ஒரே எனக்கு வேற பக்கு கைஸ் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி அப்படியே அப்படி இங்கே பாருங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட்டேன் என்னடா இது அங்கிட்டு இருந்து இங்கே வந்துட்டேன் சரி ரைட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொண்டு அழுதுகிட்டே இருக்கோம் டே இங்கே வாடா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது சரி ரைட் பாருங்க அழுத்து போட்டு அழுத்து அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ ஐயோ ஐயோ ஐயோ மாற்ற மாட்டேங்கானப்பா இவன் சரியான தான் இருக்கான் குழி எப்போ பார்த்தான்னு இருக்கான் ஐயா சை இப்படி இருந்தால் எப்படி அடிக்கிறது கரெக்டாக நான் அடிக்கும் போது இவன் மண்டையில் வாங்கணும் நீ அடிக்கும் போது நான் கரெக்டாக மண்டையில் வாங்குறேன் இல்லையா இப்போ இப்படி கரெக்டாக ஓடுன்னு ஒரு போட்டு போட்டால் அழுத்து போடு இதான்டா சாக்கு இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன் சரி ரைட் பார்ப்போம் மூணு ரவுண்டு ஜெயிச்சு அந்த பையன் நாலு ரவுண்டு ஜெயிச்சிருக்கான் எப்படா நான் ஏழு ரவுண்டு ஜெயிக்கிறது அதாண்டா தெரியல அதாண்டா தெரியல அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்கேன் கைஸ் அப்படின்னு இப்படி விரும்பி கொண்டு அடிச்சாச்சு டாய் நம்ம தான்டா அவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் தடவை ஓடி வர வேண்டியிருக்கு இருட்டா அதுக்குள்ளே ஏன்டா அவசரப்படுறேன் அவசரப்படுறேன் நானும் எவ்வளோ பதட்டப்படுத்திட்டு இருக்கேன் சரி கை பூரா குடு குடு குடு குடுங்க கால் பூரா கிடு கிடு கிடுக்குங்க என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேட்ச் பூரா பாருங்க ஐயோ பதட்டப்படுற நம்ம எப்போ பார்த்தாலும் மெடிக்கிட்டு நம்ம தான் போடுறோம் இப்போ நம்ம எப்படியாவது மெடிக்கிட்டு போட விடணும் டாய் இப்போ பாடுறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வந்துட்டாங்க எப்படா வர பிளையிங் கேக் பண்ணுறியாடா ப்ளையிங் கேக்கு இப்படி வந்து இப்போ வந்து வந்துட்டு மேலே மட்டும் வந்துட்டானா நான் அடிச்சிருவாங்க கைஸ் எப்படியும் மேலே வந்துட்டானா எனக்கு வந்துட்டு ரவுண்டை போட்டு குளுவோட போட்டேன்னு வைங்க வேலை மேலே வெளியே ஏறி எவனாவது குதிச்சிட்டானே அப்படியே அடிச்சிடுவேன் ஆனால் வந்துட்டு எப்படி ஏறி வர மாட்டேங்கான அந்த பையன் ரொம்ப நேர்மையாக இருக்கேங்க சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி போய்கிட்டு இருக்கும் தாய் எங்கடா இருக்க வந்து தொடடான்னு நாயே இப்போ பாடுறான் வெறி ஏற்றிட்டு இருக்கடா நீ வெறி ஏற்றிட்டு இருக்க அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் பாருங்க ஐயோ குழப்பாதடா குழப்பாத ஐயப்போ கடவுளே அடிச்சு விட்டானே நம்ம முடுறு முண்டு தான் அடிச்சுட்டு இருக்கேன் இறக்கமே இல்லையாடா உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழுவில் போட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் என்னடா நீ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த பிளாக் ஸ்டாரின் அவதாரத்தை பார்க்காம இருக்க நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்போ போய் போய் போய் வெறி ஏற்றிட்டு இருக்கடா வெறி ஏற்றிட்டு இருக்கேன் இந்த தடவை போகிறதுக்கு பாருங்க எவ்வளோ குழுவல் நெட்ஒர்க் பக்கடா எனக்கு அது தெரியுதா இல்லையா கடுப்பு வாயில் என்னமோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் எடுத்துட்டு அழு எடுத்துட்டா போடு எப்படி இந்த மாதிரி டப்புனு வந்தோமா மேட்சை முடிச்சோமா அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி ரவுண்டு பூரா முடிச்சு ரவுண்டு அடிச்சு இப்போ பாரு இப்போ பாரு இப்போ பாரு சிம்பிளாக முடிக்க போகிறேன் அவனே சிம்பிளாக முடிக்க போகிறேன் ஐயோ மட்டம் அடிக்கணே மட்டம் அடிக்கணே ஐயோ மாட்டா ஐயோ மட்டம் அடிக்குதே மட்டம் அடிக்குது அழுத்து அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்கோம் மட்டம் அடிக்குதே மட்டம் அடிக்குதே டாய் மாற்றா மாற்றா டேய் மாற்றா மேட்ச் வேற பத்து நிமிஷம் ஆகி போச்சுடா என்னடா நீ இவன் படுத்துற பாட்டு இருக்கே என்ன படுத்து படுத்துறான் இரு மெடிக்கிட்டு போட விடுறா ஐயோ எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே ஐயோ யோ டேய் டாய் டாய் விட மாட்டேன்டா விட மாட்டேன்டா இருந்தாலும் விட மாட்டேன்டா டேய் டாய் மெடிக்கிட்டு போட விட மாட்டேன்டா உனைய மெடிக்கிட்டு போட விட மாட்டேங்கடா டேய் என்னையும் மெடிக்கிட்டு போட விட்டுருந்தா அப்பாடா மெடிக்க போட்டோம் ம் அப்பாடா பதட்டப்படுத்துறான் அப்பா ரொம்ப பதட்டப்படுத்துறான் எப்பாடா என்ன பெருமூச்சு போட இருக்கு சரி பார்ப்போம் என்ன பாடுபடுத்துகிறான் அழுத்துடா போடி இந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சனா ஒரே அழுத்து ரெண்டுலேயே பர பர பரப்பரான்னு விழுவும் இந்த மாதிரி அடிக்கிறத விட்டுட்டு போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி கடைசி சோன் வரைக்கும் உட்கார வச்சிடறான் சை இதெல்லாம் ஒன்று ஸ்பூன் மாதிரி இல்லை அப்படின்னு விட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளும் ப்ரோ பிளேயர்ஸ் கூட தான் விளாடுவோம் ஒன்லி ப்ரோ பிளேயர்ஸ் இவர் வந்துட்டு சரியான எப்படி சொல்கிறது இவர் வந்து லெஜெண்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் அதனால வந்து ப்ரோ பிளேயர்ஸ் கூட மட்டும் தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அழுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வரேன் ஒரு அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சிட்டாரு நம்மளும் அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் ஐயோ அப்புறம் கையில் கோப்பெல்லாம் படுது ஏ கோப்பரப்படுது மாற்றா மாற்றா ஐயோ ஒரு குளூவல் கூட சிக்கிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கேன் ஐயோ ஐயோ பதட்டப்படுத்துகிறான் ஐயா ரொம்ப பதட்டப்படுத்துகிறான் இவன் பதட்டப்படுத்தாதடா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம கேமி தமிழன் சைடில் அழுத்துறா போடு தர லெவல் இன்னும் ஒரு ரவுண்டு தான்டா ஒரு ரவுண்டு தாண்டா இப்போ படுற இப்போ படுற படுற படுற படுற அரை ரவுண்டு ஜிஸ்டா இன்னும் ஒரு ரவுண்டு தான்டா ஒரு ரவுண்டு தான்டா என்ன நடக்க போதுன்னு மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி வந்துக்கிட்டே இருக்கோம் கைஸ் டாய் டாய் ஓட போட்டு டாய் டாய் எங்கடா இருக்க எங்கே இருக்க நம்ம இங்கே வந்து அவங்கிட்டு போடுறானே டேய் எங்கடா இருக்க டேய் இப்போ வர இப்படி சொல்லிட்டு படம் காட்டினாலே இப்படி தான் படம் காட்டிக்கிட்டே வரக்கூடாதுங்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படியே வந்துட்டு அடி வாங்க தான் போகிறோம் அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் இப்படி படம் காட்டினாலே அது கைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தாய் தாய் தாய் அந்த அங்கே அங்கே ட்ராக் பண்ணி தொழுந்துட்டேன் ட்ரை பண்ணி அங்கே தொழுதுட்டேனே சரி பார்ப்போம் பத்து குழுவோல் உழுதப்பா இப்படியே மேட்ச் இடத்த பூரா லேண்டை பூரா அடைச்சி விட்டுனா நான் எங்கிட்டு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பக்கில் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரவுண்டு கைஸ் இதில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் அடுத்து ஐயோ ஐயோ சரி ரைட்டு பாப்போம் பார்ப்போம் பார்ப்போம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டு இருந்தாச்சு சரி ரைட் பார்ப்போம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கொண்டே இருக்கிறோம் என்னடா இது வெளியே துரத்து விட வெளியே திறந்து விட மாட்டேங்கானே சரி ரைட் பார்ப்போம் ஓகே ஓகே ஓகே டை டேய் என்னடா இது இவனை துரத்து இவனை நம்ம தான் துரத்த வேண்டியிருக்கு அவன் நம்மளை துரத்த மாதிரி இல்லை டேய் எங்கடா இருக்கே டேய் குழப்பாதடா இனியே குழப்பாதே அப்படியே கண்ணு வெளியே வந்துடும் போல கண்ணில் ஜூஸ் வந்துடும் போல டேய் என்ன தொடர்ந்து டேய் அப்பா முடியலடா முடியலை இப்போ நான் விட்டாதடா ஐயோ சோழியை முடிச்சு விட்டானே ரைட்டு இருக்குங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து அப்படின்னு வந்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க